வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம டஸ்மை ஸ்ரீ ஓம் குருவே நமக மந்திரங்களுக்கு சக்தி உண்டா இல்லை மந்திரம் ஜபிப்பதனால் ஏதாவது ஒரு பயன் இருக்கா எல்லாருக்குமே இந்த கேள்வி இருக்கும் பல பேர் வந்து கேள்வி விடை காண்பதில் இருக்கிற புக்கில் மந்திரங்கள் ஏதாவது ஒன்று இருந்தால் படிச்சுட்டு போகிறது அதை ஜபிக்கிறது இதில் வந்து ஒரு பக்தர் ஒருவர் என்ன பண்ணுறாருன்னா ரமண மகரிஷிகிட்ட போயிட்டு ஒரு கேள்வி கேட்குறாரு ஏன்னா எப்பயுமே வந்து ரமண மகரிஷிங்க வந்து டாக்ஸ் வித் ரமண மகரிஷி அப்படின்னு ஒரு புத்தகமே நிறையா இருக்குது அவர்கிட்ட கேள்வி கேட்பாங்க ஒரு பதில் சொல்லிக்கிட்டே இருப்பார் சலிக்காமல் சாதாரண மக்கள் அவங்களுக்கு தோன்றரெல்லாம் கேட்பாங்க அவர் எல்லாருக்குமே எல்லா விஷயத்துக்குமே பதில் சொல்லுவார் சரிங்களா அப்படி கேட்கும்போது சாமி மந்திர மந்திர ஜபம்லாம் செய்யலாமா மந்திரங்களுக்கு சக்தி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க உடனே அவர் சொல்கிறாரு ஆம் இருக்குது ஆனால் செய்கிறவங்க சக்தி புரண்டியவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னா தான் அதுக்கு பயன் உண்டு எல் கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும் உடனே என்னடா இது நம்மளே சுத்த விட்றாரே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எல்லா பக்தர்களும் ஆனால் ரொம்ப தெளிவாக யோசிக்கக்கூடியதாக இருக்கும் இருக்குது ஆனால் செய்கிறவங்க அந்த நிலையில் இருக்க வேண்டும் அப்படின்னா உடனே ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு உடனே ஒரு ராஜா வந்துட்டு மந்திரியை பார்க்க போகிறாரு மந்திரி உடனே அந்த மந்திரி வந்துட்டு ஜபம் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு கா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வெயிட் பண்ண சொல்கிறாங்க அந்த ராஜாவை இன்னார் என்னையே வெயிட் பண்ண சொல்கிறாப்புலையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி முடிக்கிறாப்புல உடனே வந்துட்டு அது கேட்குறாப்புல அது என்ன என்ன என்ன ஜபிச்சுக்கிட்டு இருக்காரு என்ன இந்த காயத்ரி மந்திரம் ஜபிச்சுக்கிட்டு இருக்காங்க உடனே வந்துட்டு அந்த மந்திரியை வந்துட்டு முடிச்சுட்டு வராரு அந்த மந்திரம் ஓரெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு முடிச்சுட்டு வர ராஜா வந்துட்டு கேட்குறாரு ஏப்பா காயத்ரி மந்திரம் ஜபிச்சுட்டு இருக்கியாமே சரி அப்படின்னா எனக்கும் சொல்லி கொடு அப்படின்னு ராஜா கேட்குறாப்புல இல்லைங்க அது முடியாது நாங்கள் மட்டும்தான் நான் மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு ஒன்றுமே புரியல உடனே ராஜா என்ன பண்ணார் வேற ஒருத்தருங்கிட்ட கேட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டாரு தெரிஞ்சு ஆ இங்கே பாருப்பா இதான்ப்பா மந்திரம் இந்த மந்திரம் காயத்ரி மந்திரம் சரியா நான் சொல்வார் எனக்கும் அதுக்கான பலன்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு உடனே வந்துட்டு மந்திரி அப்படியே பார்க்குறாரு உடனே மந்திரி அடுத்து என்ன பண்ணுறாருன்னா பக்கத்தில் இருக்கிற அந்த காவலாளிகள் இருப்பாங்க இல்லையா மந்த் ராஜாவை கைது செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த காவலாளிகள் கேட்கல இன்னொரு காவலாளிகள்கிட்ட பிடிச்சி என்னங்கடா ராஜாவை கைது செய்யுங்க கைது செய்யுங்கன்னு சொல்கிறாரு அப்பயுமே அந்த காவலாளிகள் கேட்கல உடனே ராஜாவுக்கு கோவம் உண்டுருச்சு உடனே வேகமாக இந்த மந்திரி நீங்கள் கைது பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே ரெண்டு ரெண்டு காவலாளிகளும் மந்திரியை கைது பண்ணிட்டாங்க உடனே வந்துட்டு மந்திரி சிரிக்கிறாரு சிரித்து சிரித்து சிரிச்சுட்டு இதுதாங்க வித்தியாசம் நீங்கள் சொன்னதுக்கும் நான் சொன்னதுக்கும் யாராவது வித்தியாசம் இருக்கா ஒரு வித்தியாசம் இல்லை நானும் கயிறு பண்ண தான் சொன்னேன் நீங்களும் கயிறு பண்ண தான் சொன்னீங்க ஆனால் அந்த பண்பு அந்த தலைமைங்கிறது யாருக்கிட்ட இருக்குது யார் சொன்னால் கேட்குறாங்க அதே மாதிரி தாங்க மண்டர உச்சாரணம் செய்வரும் யார் செஞ்சால் அந்த மந்திர மண்டர உச்சாரணத்திற்கு வலிமை இருக்கோ சக்தி இருக்கோ அவங்க தான் செய்யணும் அல்லது அந்த சக்தியை அவர்கள் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு அவ்வளோதான் இதுக்கு பின்னாடி ம பல விஷயங்கள் இருக்குது சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படின்னா ஒரு மந்திரம் உடனே நிறையா கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னா மந்திர உச்சாரணம் எப்படி செய்யணும் அப்படின்னு உடனே அடுத்தது கேட்குறாங்க உடனே அவர் சொல்கிறாரு வாயால் சும்மா நீங்கள் பாட்டுக்கிட்டு வர ஒரு மனைவிக்கிட்டே இருக்கிறது அது பேர் மந்திர உச்சாரணம் கிடையாது அதற்கு என்ன மீனிங்கு அது ஏன் சொல்லப்படுது அப்படி சொன்ன அது எதுக்கு சொல்லப்படுது மனம் தூய்மை பெற வேண்டும் உங்கள் ஆத்மாவை நீங்கள் உங்களை நீங்கள் அறிய வேண்டும் தன்னை அறிய வேண்டும் சுய விசாரணை செய்ய வேண்டும் இதற்காக இதுக்காக தான் நீங்கள் செய்யணும் சும்மா பணம் வேணும் பொருள் வேணும் அதுலேருந்து பிரச்சனையிலிருந்து விடுபடணும் அதுக்கு மந்திரம் சொல்லப்படவில்லை அப்படின்னா உடனே அப்படின்னா மந்திரங்களுக்கு பலன் இல்லையா சக்தி இல்லையா இருக்குது இந்த மாதிரி இல்லை இந்த மாதிரி செய்யக்கூடாது இப்போ ஒரு மெடிக்கல் காலேஜில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு போகிறாப்புல ஸ்டூடெண்ட்டு போயிட்டு எனக்கு சீட்டு வேணும்னு கேட்டால் கொடுத்துருவாங்களா கொடுக்க மாட்டாங்க உடனே நீ என்ன மார்க் வாங்கியிருக்க நீ பன்னெண்டாயிரம் முடிச்சிருக்கிறியா இல்லை காலேஜில் பன்னெண்டாவது முடிச்சிருக்கியா நல்ல மார்க் வாங்கியிருக்கிறியா உனக்கு அந்த அறிவு இருக்கா உனக்கு அந்த திறமை இருக்கா அப்படின்லாம் பார்ப்பாங்க அப்படி ஒன்றுமே பார்க்காம பணம் இருக்குப்பா நீ பன்னெண்டாவது கூட முடிக்கலை ஆனால் உனக்கு மெடிக்கல் காலேஜில் சீட்டு வாங்கி உனக்கு டாக்டர் ஆக்கிட்டா மக்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்கள் இந்த மாதிரி எல்லா டாக்டரும் வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் ஐயோ ரொம்ப ஆபத்து தான் அப்படின்னா எவ்வளோ பெரிய ஆபத்து அந்த மாதிரி வர்றது அவனுக்கு எந்த அறிவுமே இருக்காரு அவன் பாட்டுக்கு ஏதாவது ஒரு ஊசி எடுத்துகிட்டு மருந்து எடுத்து போட்டுட்டான்னு என்ன வருது இப்போ உனக்கு ஏதாவது நோயினா அந்த மருந்து எடுத்துகிட்டு நீ வந்து உட்கொள்ளணும் சும்மா அந்த மருந்து பேரே சொல்லிட்டு இருந்தால் சரியாயிடுமா சரியாகாது அதே மாதிரி தான் மந்திரங்களும் மந்திரங்கள் எப்படின்னா சும்மா நீ பாட்டுக்கு எங்கே போனாலும் அங்கே உட்காந்து அப்படின்னு சொன்னால் சரியாயிடுமா சரியாகாது அந்த மந்திரங்களின் தன்மை என்ன அந்த சக்தி என்ன அந்த மந்திரங்கள் மந்திரங்களுக்கு பொருள் என்ன அது ஏன் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு முன்னாடி நீங்களாம் எந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் விடணும் அப்படியெல்லாம் நீங்கள் ஒரு பக்குவம் அடையணும் அந்த ஒரு பக்குவ நிலையை அடைந்த பிறகு தான் அந்த மந்திரத்தை நீங்கள் உபயோகிக்கணும் அப்படி செஞ்சால் தான் அதுக்கு பிரயோஜனம் உண்டு அதுக்கு தான் ரமணர் அவர் சொல்கிறார் மந்திரங்களுக்கெல்லாம் சக்தி இருக்குது அந்த சக்தியுடைய மந்திரத்தை நீங்கள் சொல்லும் நிலைக்கு நீங்கள் வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைனில் அதை முடிச்சுட்டு இந்த ஒரு கதையை மட்டுமே சொல்லி முடிக்கிறாருங்க உடனே எல்லாருமே பல கேள்வி கேட்குறாங்க ஏங்க இப்போ மந்திரங்கள் வந்து எப்படி எல்லாருமே ஒரு கடவுளோட பேரெல்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு அப்படி சொல்லக்கூடாதா அதுக்கு ஏதாவது வலிமை இருக்கா இப்படி தான் மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே அவர் இருக்குது அதாவது நீங்கள் பிறக்கும் போது உண்டு நீங்கள் வந்து ஒரு உடலாக பிறக்குங்க இந்த உடலுக்கு இந்த பேரை வச்சுக்கிட்டேவா பிறந்தீங்க இல்லை அது ஒரு காலம் நிலைக்கும் ஒரு காலத்துக்கு பிறகு போயிடும் ஒரு குறிப்பிட்ட அளவு அது ஒரு குறிப்பிட்ட அளவு பயன் தருங்க அவ்வளோதான் அதற்கு மேலே நீங்கள் உங்களே கண்டடைய வேண்டும் அவளுடைய கடைசி வரி நீங்கள் என்ன சொன்னாலுமே நீங்கள் எல் இது எல்லாத்தையுமே விட்டுருங்க இந்த உடலை விட்டுருங்க இந்த உடலில் அந்த மன உடல் வந்து மனதின் மூலமாக ஒரு ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு தான் சொல்லுவார் இந்த மனம் தான் இந்த உடலாக தோற்றுவிக்குது அப்படின்னா அந்த மடல் மனத்திலிருந்து வரும் எண்ணங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த எண்ணங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணுங்கள் கட் பண்ணிவிட்டு முதல்ல நீங்கள் யாருன்னு உங்களை சுய விசாரணை செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறார் நன்றி ஓம் சிவ ஓம் வேற ஒரு விஷயத்த வேற ஒரு பரிணாமமாக சொல்லியிருக்காரு அப்படின்னு எல்லாருக்குமே தோணும் ஆனால் ஒரு மந்திரங்கள் நீங்கள் எதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறீங்க சொல்லப்படுது அப்படி என்பதற்கு